பெரிய மாணவர்களே இனிய காலை வணக்கம் இந்த மூணு நாள் ஆகுது இந்த முகாம் முடிச்சுட்டு வீடு வந்து என் மனைவி வந்து என்னென்னா சாதாரணமாக என்னையா கேவலமான சாம்பார் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி அதை நீ சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் கம்னு போகிற அப்புறம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அவ்வளோ செங்கலமாக இருக்குது என்னையாச்சு ஆச்சு உனக்கு ஏன்னா தப்பாக ஏதாவது கிளாஸ் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் தெரியல தாயி எல்லாத்தையும் ஏற்றுக்கேன்னாங்க சரி இன்றைக்கி அவ்வளோதான் நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மூலமானு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் தாயி என்ன அதையோ எனக்கு பயமாக இருக்கு என்னவோ வந்த மூணு நாளாக நீ ஒரு மாதிரியாக ஒரு டைப்பாக தாயா இருக்க அப்படின்னு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு நாலு பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன ஒரு போராட்டவாதியாக நிறைய ஆர்கியூ பண்ணுற மனிதனாக பார்த்துருக்காங்க அவங்க என்னன்னா நான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிற குணாதிசயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு குழம்பி போயிட்டு மண்டையை சொஞ்சிக்கிட்டு ஏய் என்னடா ஆச்சு உனக்கு ஒரு டைப்பாக இருக்கு அப்படின்னாங்க எல்லாரும் சொன்னது என்னென்னா டேய் ஒரு மூணு நாள் இப்படி இருப்படா நூறு மிஞ்சி போனால் ஒரு வாரம் இருப்பேன் பத்து நாள் கழிச்சு வருவாடி என் காட்டத்துக்கு உன் ஒரிஜினல் ரூபம் வந்து எத்தனை நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் எனக்கு தெரியல நான் ஒன்று மட்டும் நிஜம் என்னவோ தெரில நான் வந்ததுலேருந்து பழைய விஜயகுமார் அக்னிபுத்திரனா நான் இல்லை ஏதோ ஒரு மெயில் தான் ஏதோ எண்ணமே இல்லாமல் மனசு எதுவும் ஒர்க் பண்ணிக்காமல் அதே வெளில புற உலகத்தை வேடிக்கை பார்த்து நிதர்சனமாக இருக்கேன் இதான் நிஜம் இதில் காமெடி என்னென்னா நண்பர்கள் சொன்னது தான் அடியே நாலு நாளாக உனக்கு எதுவும் பிரச்சனை வரலடி அதனால் நீ இப்படி இருக்க ஒரு புறத்துலேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கி வச்சுக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு சொன்னேன் இப்போ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல புறத்தில் நான் நாலு நாள் கழிச்சியோ இல்லை பத்து நாள் கழிச்சியோ பிரச்சனை வந்தால் எப்படி இருப்பேன்ட்டு அன்றைக்கி தான் சொல்ல முடியும் என்ன நான் சொல்கிறது இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லாக ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன் அகத்தை அப்படியே வர எண்ணங்களுக்கு எதுவும் காட்டிக்காமல் புறத்தை அப்படியே வெடிக்க பார்த்துட்டு இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன்